வணக்கம் சிவம் சிவ இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராவணன் எல்லோரும் யோசிப்பீங்க ராவணனா ராவணனை பற்றி எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லார் மனசுலேயும் ஓடும் ஏன்னா ராவணன் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்மறை எண்ணங்கள் அவர் ஒரு அரக்கன் அவர் ஒரு பெண்ணை கடத்தி சென்று போரில் தோல்வி பெற்று இறந்தவர் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் வந்து உண்மையாகவே ராவணன் யார் அவர் எப்படிப்பட்டவர் ஏன் சீதையை கடத்தினாரு எப்படி போரில் தோல்வி பெற்றாரு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்றது இன்றைய சூழ்நிலையில் சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்ச ஒரு கதை தான் வந்து ராமாயணம் மகாபாரதம் இது வந்து பழமையான காவியங்களில் ஒன்று தான் இது ரெண்டும் இந்த ராமாயணத்தில் என்ன கதை அப்படின்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கும் ராமன் வெற்றி பெற்றுவார் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏன் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடைபெற்றது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ராமாயணத்தில் நடைபெற்ற போருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராவணன் வந்து சீதையை கடத்துறது தான் அப்படி ஏன் ராவணன் வந்து சீதையை கடத்தினார் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஒன்று வந்து ராவணன் வந்து சீதையின் அழகில் மயங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது லக்ஷ்மணன் வந்து ராவணனுடைய தங்கை நகையின் காதுகளையும் மூக்கையும் வெட்டினனால லக்ஷ்மணனை பழிவாங்கிறதுக்காக அவனோட அண்ணன் மனைவியை கடத்திட்டு வந்ததாக சொல்லப்படுது மூன்றாவது கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூர்பனகையோட கணவனை வந்து ராவணன் கொன்னனால தனது அண்ணனை பழி வாங்குறதுக்காக அவனை விட பலம் வாய்ந்த ராமனை வந்து அவனுடைய கோபத்தை தூண்டிவிட்டு அவனோட மனைவியை கடத்த வச்சு தன்னோட அண்ணனை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கதைகள் சொல்றாங்க அது வந்து வேதாவதியின் கதை அப்படின்னு சொல்றாங்க இந்த வேதாவதி யாரு அப்படின்னா பிரம்ம ரிஷி குதா குசாத்வஜாவின் மகள் தான் இவங்க வந்து அடுத்த பிறவியில் விஷ்ணுவை தான் தன்னுடைய கணவனாக பொ பெறணும் அப்படின்னு தவம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அந்த வழியில் போகிற ராவணன் வந்து அவங்களோட அழகில் மயங்கி அவங்களோட தவத்தை கலைச்சி தன்னோட காதலை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க கோபம் அடைந்த வேதாவதி வந்து அவங்க கட காதலை மறுக்கிறாங்க இருந்தாலும் பல முறை வற்புறுத்துறதுக்கப்புறம் வேதாவதி வந்து ராவணனை அவமானப்படுத்திடுறாங்க இதனால் கோபமடைந்த ராவணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேதாவதியோட முடியை பிடிச்சி இழுத்து விஷ்ணுவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இதனால் வேதாவதிக்கு ஆத்திரம் வந்துடுது அவங்களோட முடியை அவங்களே கத்தரிச்சு எரிஞ்சிட்டு அடுத்த பிறவியில் என்னால் தான் உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு தீயில் இறங்கிடுறாங்க ஸோ இந்த வேதாவதி தான் பின்னாட்களில் சீதையாக பிறந்து தன்னை கடத்த வச்சு தன்னுடைய கணவன் மூலமாக முன் முன் ஜென்மத்தில் கொடுத்த சாபத்தை நிறைவேற்றிக்கிட்டதாகவும் நம்பப்படுது இரண்டாவது கதையாக தங்கை நகை அண்ணனை பழி வாங்கிறதுக்காக செஞ்ச சூழ்ச்சி தான் இந்த சீதையை கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராவணன் வந்து நகையோட கணவன் துஷ்டபுதியை கொண்டுறாரு இதனால நகை விதவையாகி தனியாக இருக்கிறாங்க தன்னோட அண்ணனை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப வீரனாகவும் ரொம்ப பெரிய அந்தஸ்துலையும் இருக்கிறனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த நேரத்தில் தனது பாட்டி தடாகையும் மாமா சுபாகுவையும் ராமன் வந்து கொன்றுறாரு அப்படின்னு இவங்க கேள்விப்படுறாங்க அப்போ வந்து ராவணனை விட ராமன் வந்து வீரனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ராமனுடைய கோபத்தை தூண்டி விடுறதுக்காக அவனது மனைவியை கடத்த சொல்லி ராவணனை வந்து தப்பாக வழி நடத்தி அதனால் ஒரு போர் ஏற்பட்டு ராவணனுக்கு அழிவு தேடி தந்ததாக நம்பப்படுகிறது மூன்றாவது கதையாக ராவணனும் அவரது தம்பி கும்பகர்ணனும் பெருமாளோட வாயிலில் வந்து காப்பாளனாக இருந்த ஜெயா மற்றும் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் அனுமதிச்சாதான் யாராக இருந்தாலும் பெருமாளை பார்க்க முடியும் எங்களை தாண்டி தான் யாராக இருந்தாலும் செல்ல முடியுன்ற ஆணவம் வந்து ஏற்படுது இந்த ஆணவத்தை போக்குறதுக்காக விஷ்ணு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க அந்த சாப விமோசனம் கேட்கும்போது இந்த சாபத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா ஏழு ஜென்மம் வந்து விஷ்வின் விஷ்ணுவின் அவதாரமாக பூமியில் பிறக்கணும் இல்லைன்னா மூன்று ஜென்மம் வந்து விஷ்ணுவின் எதிரிகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனம் விஷ்ணு தர்றாரு அப்போ வந்து சீக்கிரம் பெருமாளை அடையணும் அப்படின்றதுனால மூன்று ஜென்மங்கள் வந்து விஷ்ணுவின் எதிரிகளாகவே நாங்கள் பிறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ராவணன் அதாவது ராமன் வந்து விஷ்ணு அவதாரம் ஸோ அவருடைய எதிரியாக ராவணன் வந்து படைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது எல்லாருக்கும் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு கொடுத்த அறிவுரைகள் தான் தெரியும் ஆனால் யாருக்குமே ராமன் தம்பி லக்ஷ்மணனுக்கு ராவணன் கொடுத்த மூன்று அ அறிவுரைகள் தெரியாது இது எப்படி நடக்குது அப்படின்னா போர் முடிஞ்சிருது இறக்கும் தருவாயில் ராவணன் இருக்கிறான் அப்போ வந்து ராமன் வந்து தன்னோட தம்பியை கூப்பிட்டு ராவணன் கிட்ட போய் வாழ்க்கை பாடத்தை கற்றுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இதில் பெரிய ஈடுபாடு லக்ஷ்மணனுக்கு இல்லைனாலும் அண்ணன் சொன்னதுக்காக அங்கே போகிறாரு ஆனால் ராவணன் எதுவுமே சொல்லலை அவரோட தலைமாட்டில் போய் ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறாரு ஆனால் ராவணன் வாயவே திறக்கலை திருப்பி லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட வந்து நான் அங்கே போனேன் ஆனால் ராவணன் எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராமன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களோட கால் மாட்டில் தான் நிற்கணும் தலைமாட்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த வார்த்தைகளுக்கு இணங்க லக்ஷ்மணன் ராவணன் திருப்பி போய் ராவணனோட கால்மாட்டில் நிற்கிறாரு அப்போ ராவணன் வந்து மூன்று அறிவுரைகள் இல்லைன்னா வாழ்க்கை பாடங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது பாடம் என்ன அப்படின்னா வாழ்வில் வந்து எந்த ஒரு சுபகாரியத்தையும் காலம் தாழ்த்தக்கூடாது உடனே செஞ்சு முடிச்சிடணும் அதே மாதிரி கெட்ட காரியத்தை எவ்வளோ தாமதப்படுத்த முடியுமோ அந்தளவு தாமதப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாடம் எப்போதும் நம்மளோட எதிரியை வந்து குறைவாக எண்ணக்கூடாது குரங்கையும் கரடியும் ரொம்ப குறைவாக மதிப்பிட்டனால தான் நான் இந்த போரில் தோற்று போய் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவதா வாழ்க்கையில் ஒருத்தரோட ரகசியத்தை எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் கூற சொல்லவே கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா எனக்கு நடந்த நிலைமை தான் என்னோட ரகசியத்தை வந்து நான் விபீஷ்ணர்கிட்ட சொல்கிறனால தான் எனக்கு இந்த மரணம் அப்படின்னு சொல்கிறாரு ராமாயணம் கதை என்ன அப்படின்னு நம்ம யோசித்தாலே ராமன் அவரது நான்கு சகோதரர்கள் சீதையை திருமணத்தை செஞ்சுக்கிறது பதினாலு வருஷம் காட்டிற்கு செல்வது சீதையை ராவணன் கடத்தி செல்வது ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் சீதையை போய் ராவணன்கிட்டருந்து மீட்டு வர்றது இந்த கதையை தான் சொல்லுவாங்க ஆனால் ராவண கதாபாத்திரத்துக்கு யாரும் முக்கியத்துவமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ராவணனை பற்றி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அரக்கன்னு அலை அடையாளப்படுத்தப்பட்டனால அவன் வந்து ஒரு கொடூர அரக்கனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே நம்ம ராவணன் கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ராவணன் என்னதான் ஒரு அரக்கனாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து ஒரு போரில் தோல்வி பெற்று இறந்தவனாக இருந்தாலும் அவன் தலைச்சிறந்த அரசராக இருந்திருக்கான் இலங்கையை வந்து அவரோட சகோதரர் குபேரர்கிட்டருந்து வாங்கி இலங்கையை அமைதியான முறையில் அரசாண்டிருக்காரு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ராவணத்தை கடவுள் ராவணனை வந்து கடவுள் ஸ்தானத்தில் வச்சு வழிபட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா இலங்கை போன்ற இடங்கள்ல ராவணனுக்கு கோவில்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிற காக்கிநாடா அப்படின்ற இடத்துல ராவணன் நிறுவிய மிகப்பெரிய சிவன் கோயில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராவணனையும் சிவனையும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து கடவுளாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கான்பூரில் ராவணனுக்குன்னே தனியாக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராவணனோட தந்தை வந்து புகழ்பெற்ற ரிஷி விஸ்வரஸ் இவரோட தந்தை பிரஜாபதி புலஸ்தியா இவர் யார் அப்படின்னா பிரம்மன் தன் ஆற்றலால் படைக்கப்பட்ட பத்து மகன்களில் இவரும் ஒருத்தர் அதாவது ராவணனுக்கு பிரம்மன் வந்து தாத்தா முறையாகுது அப்படின்னும் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ராவணனுக்கு ஏன் பத்து தலை இருக்குது இதில் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுது இதில் இரண்டு கதைகள் வந்து நம்ப தகுந்த மாதிரி இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா ராவணனுக்கு ஒரே ஒரு தலை தான் ஆனால் அவங்க அம்மா வந்து ஒன்பது முத்துக்கள் பதித்த ஒரு உயர்த்தரமான நெக்லஸை வந்து அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு அப்படி அவர் அதை போடும்போது ராவனோட உருவத்தை வந்து அது ஒன்பது உருவங்களாக பிரதிபலிச்சிருக்கு ஸோ அவரோட தலை ப்ளஸ் ஒன்பது பிரதிபலிப்பு எல்லாம் சேர்த்து போட்டு அவருடைய பத்து தலையாக வேதாந்தங்களில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது கதை என்ன அப்படின்னா ராவணன் தனக்கு சிவன் மேல உள்ள பக்தினால தன்னோட தலையை துண்டு துண்டா வெட்டுறாரு ஆனா சிவனோ தன்னோட பக்தன் மேல இருந்த பாசத்தினால ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு தலையா மாற்றுறாரு அதனால இவருக்கு வந்து பத்து தலை இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க இந்த மாதிரி ராவணனோட பத்து தலைக்கு பலவேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் இந்த இருவேறு கதைகள் நம்ப தகுந்த மாதிரி இருக்குது இவர் வந்து அப்போது இருந்த பண்டிதர்களில் மிகவும் கற்று தேர்ந்தவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இறக்கிற தருவாயிலையும் தான் கற்ற பாடத்தை தன்னோட எதிரியோட தம்பிக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு மிகுந்த பரந்த மனது உடையவராகவும் இருந்திருக்காரு ராவணன் வந்து மிகப்பெரிய இசைக்கலைஞர் தனக்குனே ராவண வீணா அப்படின்ற இசைக்கருவியை வந்து அவரே உருவாக்கிறாரு அதில் வந்து சிவனை போற்ற வகையில் சிவதாண்டவத்தின் சில பாடல்களை வந்து இசைச்சிருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க சிவபக்தி கொண்டவர் வந்து நம்ம ராவணன் அதனால் அவர் மேற்கொண்ட தவத்தினால அவர் பெற்ற பலன் என்ன அப்படின்னா அவர் நினச்சா சூரியனை உதிக்க வைக்கவும் முடியும் மறைய வைக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது இது மட்டும் இல்லாமல் பலருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா ராவணன் வந்து மிகுந்த மருத்துவ திறமை கொண்டவர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் ஆயுர்வேத மருத்துவத்துறையில் பெரும் திறமை படைத்தவர் இவர் நாடி பரீட்சா அப்படின்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அதே போல் அர்க்க சாஸ்திரா என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அதில் எந்த நோய்க்கு எந்த மருந்து எவ்வளோ அளவுகளில் கொடுக்கணும் அப்படின்னு விவரமாக எழுதியிருக்காரு அது அதே இவர் எழுதி அர்க்க பரீட்சா அப்படின்ற பரி புத்தகத்தில் பல மருந்துகள் பற்றி கூறப்பட்டுள்ளது குமார தந்தரையோ என்ற புத்தகத்தில் பெண்கள் குறித்த உடல் உபாதைகளுக்கு அத்தனை தீர்வு முறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது பல பேருக்கு தெரியாது காயங்களை எப்படி உடனடியாக போக்கணும் எப்படி சிந்தூரம் வைக்கணும் அப்படின்ற மருத்துவ முறையும் அவர் அந்த நூல்களில் விளக்கமாக சொல்லியிருக்காரு இவ்வளவு செஞ்ச ராவணனுக்கு தன்னோட மனைவினால தான் அழிவு ஏற்பட்டதுன்னு பல பேருக்கு தெரியாது எப்படி அப்படின்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் வந்து கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி ஆயிடுச்சு ராவணனை தவிர அவனோட படையில் எல்லாரும் இறந்துட்டாங்க இந்த போரில் வெற்றி பெறதுக்காக மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை வந்து ராவணன் ஆரம்பிக்கிறான் இதுக்கு முதல் முதல் விதி என்ன அப்படின்னா இந்த யாகம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த யாகம் பண்ணுறவங்க உட்கார்ந்தே இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமானும் வானர படைகளும் ராவணன் வந்து அங்கே உட்கார முடியாதபடி பல தொந்தரவுகள் கொடுக்குறாங்க ஆனால் எதுக்குமே ராவணன் அசைஞ்சு கொடுக்கல ஒரு கட்டத்தில் ராவணனோட மனைவி மண்டோதரியை அந்த வானர படைகள் கடத்தி செல்கிறாங்க அப்போ வந்து மண்டோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமன் வந்து அவங்க மனைவிக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் என்னை கடத்திட்டு போகும்போது கூட யாகம் முக்கியம் நீங்கள் உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதனால் தன்னோட மனைவிக்காக தன்னோட மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த யாகத்திலேருந்து பாதியில் எந்திரிச்சிடறாரு ராவணன் அதனால் அந்த போர்லேயும் தோற்று கடைசியில் இறந்தும் போகிறாரு இந்த மாதிரி ராவணனை பற்றி பல தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டப்போ நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் அரக்கனாக இருந்தாலும் அவர்கிட்டையும் சில நல்ல குணங்கள் சில நல்ல ஆற்றல்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது நன்றி சிவோம் சிவ இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவோம் சிவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்